எப்படி இறந்தாங்கிற அந்த தகவல் எங்களுக்கு தெரியணும் எதுக்காக இருந்தா பல கேள்விகள் எழுதல ஆறு மணிக்கு இறந்துட்டாங்க ஆறு மணிக்கு சீருடையோட ஒரு பொண்ணு எப்படி நிற்பா பள்ளிக்கூடம் எத்தனை மணிக்கு திறக்கும் ஆறு மணிக்கு சீருடையோட எப்படி மேல இருந்து விழுந்தா மேல இருந்து விழுந்தாங்கிறீங்க விழுந்த இடத்துல ரத்தம் இல்லையே அம்மா கேக்குதே பெத்த தாய் கதறி கேட்கிறாள் கையெலும்பு முறியல காலெலும்பு முறியல மார்புக்கு கீழே காயங்கிறாங்க அப்ப என் அந்த கொலை எதனால நடந்தது என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்லாம கலவரத்தை காரணம் காட்டி அங்கே நூறு நூற்றி ஐம்பது ஐம்பது நூற்றுக்கு மேற்பட்ட படிக்கிற பிள்ளைகளை இளைஞர்களை பிடிச்சி உள்ளதுக்கு போட்டு வச்சுருக்கீங்க அன்னைக்கு நிர்வாகத்தின் மேல குற்றம் இல்லைன்னு நீங்க இன்னைக்கு நிர்வாகம் சம்பந்தப்பட்டவங்க மூணு பேரை கைது பண்ணியிருக்கிறீங்க அப்ப அன்னைக்கு குற்றவாளி இல்ல போராடினதுக்கு பிறகு கலவரம் பிடிச்சது பிறகு அவங்க எப்படி குற்றவாளியாக மாறினாங்க அப்போ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் நீங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க கடிதம் எழுதி வச்சுட்டு பரீட்சை எழுத சொன்னா ப படிக்க சொன்னாங்க ஆசிரியர்கள் அதனால அந்த துன்புறுத்தல் தாங்க முடியாம நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு கடிதம் இருக்குங்கிறீங்க ப்ளஸ் ஒன்றில் ஐநூறுக்கு மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்த பெண் வந்து ப்ளஸ் டூல படிக்கிறதுக்கு தயங்குவாளா ஆசிரியர்கள் அதுக்காக வீட்டை விட்டுட்டு போய் வேற இடத்துல தங்கி படிக்கிறா அது அம்மா பாட்டில் சொல்லுவாங்க பறிச்ச தேர்வு தேர்வு நீ சித்திரவதை செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாளா கடிதத்தை அவள் கைப்பட எழுதி வச்சிருந்தா அந்த நகலை உறவினர்கள் பெற்றோர்கிட்ட ஒன்று கொடுக்க வேண்டியதானே நீங்கள் ஒரு இது நான் அசலை கூட நீங்கள் வச்சுக்கிறீங்க இல்லைன்னா நகலை நீங்கள் எடுத்துகிட்டு அவர் ஒரு முதல் பிரதி அந்த உண்மையான நகலை அம்மா பாட்டை கொடுங்க தரல நீங்கள் வந்து இப்போ நீங்களே கடிதத்தை படித்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்போ கடிதத்தை எழுதுன நீங்களா ஸ்ரீமதியா யார் எழுதுனது எல்லாமே நாடகமாக இருக்குது எல்லாருமே முதலாளிகள் பக்கம் நிக்கிறீங்க பாதிக்கப்பட்ட பக்கம் யாருமே நிக்கலையே நீங்க அப்ப அதிகாரம் யாருக்காக நிறுவப்படுது புரியுது அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை அதுதான் அதனால அது வர ஒண்ணு என்ன நியாயத்தை சொல்லுங்க வெளி வெளியே சொல்லுங்க இதான் இதான் நடந்திருக்கு அத சொல்லுங்க நீங்க பெற்றோருக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்காக காவல்துறை எப்படி போலீஸ் எங்க எப்படி போச்சு பள்ளிக்கூடத்து வளாகத்துக்கு பெற்றோர்கள் போய் அந்த மகள் விழுந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸ் எப்படி போச்சு காவல்துறை எப்படி போய் குவிச்சு குவிச்சிங்க எப்படி குவிச்சிங்க நீங்க அப்ப அதுலயே சந்தேகம் வலுக்குதா இல்லையா அப்பவே தான் நடந்திருக்குது அப்படித்தானே வருது கலவரம் வரலைன்னா கண்டிருக்க மாட்டீங்க கடத்தி விட்டு போயிருப்பீங்க அன்னைக்கு அனிதா செத்ததுக்கு என் தங்கச்சி நீட்டில் செத்ததுக்கு எல்லாரும் ஓடி வந்தீங்க இன்னைக்கு அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் செத்துக்கு ஏன் போகல எது இன்னொருத்தர் ஆட்சினா அது குற்றம் உங்க ஆட்சினா அது சட்டம் அப்படியா கண்டுக்கிறம கடத்தி விட்டு போயிருவீங்க எத்தனை காவல் நிலைய மரணங்கள் ஒன்பது மரணம் நடந்திருக்கு இதுவரை எல்லாத்தையும் அப்படியே கடத்தி கடத்தி விட்டு கடத்தி கடத்தி விட்டு எந்த ஊடகமும் நீங்க எடுத்து பேசவோ விவாதிக்கவோ ஒன்பது மரணம் நடந்திருக்குன்னு சொல்ல தயங்குறீங்க பதினெட்டு கூட நடந்திருக்குது இந்த பத்து மாசத்துலன்னு சொல்றாங்க தொலைக்காட்சி முதன்மை தொலைக்காட்சி எல்லாம் சொல்லுது உடனே காவல்துறை அதிகாரி வந்து பதினெட்டு இல்ல அவர் பொய் சொல்றாரு நான் பதினெட்டுன்னு அவர் பொய் சொல்றேன்றாரு ஆனா பத்து தான் நடந்திருக்குன்றாரு பத்து கொலை இல்லைன்னா ஒத்த கொலைனாலும் கொலை தானே முதன்மை ஊடகம் சொன்னதை வச்சு தான் நான் சொல்றேன் பதினெட்டு கொலை நடந்திருக்கு அப்படின்ட்டு அது நடுச்சாலையில கண்காணிப்பு கருவியில இருக்கிறனால பதிவாய் வெளியில் வருது இல்லைன்னா அதுவும் வராது எல்லாமே எல்லா மரணங்களையும் அப்படியே மறைத்து மறைத்து கடந்து கடந்து போய் மக் மக்கள்கிட்ட மறைச்சிடுறது அப்படின்னா அது எப்படி ஏற்க ஏற்க முடியும் அது மாதிரிதான் அந்த பெண்ணின் மரணம் வந்து இது ஒரு மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையா இருக்கணும் இது மாதிரி நடந்துடக்கூடாது எல்லா பள்ளி கல்லூரி நிர்வாகத்துக்கும் ஒரு பாடமா இருக்கணும் நிறைய நடக்குது இந்த பள்ளி நிர்வாகத்திலே நிறைய கொலைகள் நடந்திருக்குன்னு இப்ப ஒருத்தன் பேசுறாங்க நாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து போராடுறோம்லாம் சொல்றாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்லாம் சொல்றாங்க அப்ப அது என்னதான் நடக்குது அப்போ பிள்ளைகளை நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி நீ பள்ளி கல்லூரிக்கு அனுப்புவீங்க எந்த நம்பிக்கையில அனுப்புவீங்க நாங்க கற்க அனுப்புறோமா கொலைக்களத்துக்கு அனுப்புறோமா கல்லூரிக்கு அனுப்புறோமா பள்ளிக்கு அனுப்புறோமா படுகொலிக்கு அனுப்புறோமா அது அரசு நேர்மையா அணுகணும் அதுல வந்து பணக்காரன் ஏழை எளிய மக்கள் உயர்ந்தவன்லாம் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கிறது சரியா இருக்காது அதனாலதான் நாங்க அதை பொறுத்து இருக்கோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு